ரூபியில் எப்படி லூப்ஸ் எழுதுறது பார்ப்போம் அதிக லாங்குவேஜ்லேயும் வை லூப் ஃபார் லூப் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி ரூபிலையும் ஃபார் லூப்பும் வை லூப்பும் இருக்குது வை லூப் வச்சு ரூபியில் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது முதல்ல பார்ப்போம் வை லூப் வச்சு இப்படி எழுதலாம் ஏ ஈக்குவல் டு ஒன் அப்புறம் வந்து y a less than ten puts a a equal to a plus one அப்படின்ற மாதிரி எழுதலாம் இல்லாட்டி வேறு டிஃப்ரெண்ட் டைப்பாகவும் எழுதலாம் ஏன் டிஃப்ரெண்ட் டைப்னா ரூபியில் வந்து உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் மெத் வே இருக்குது மெத்தட்ஸ் இருக்குது ஒன்று ரூபியில் வந்து எக்ஸ்ப்ரெசிவாக எழுதுறதுக்கும் ஒன்று உங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸ் ப்ரோக்ராமருக்கு வந்து நிறைய சாய்ஸ் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இஷ்டம் இருக்கும் ஸோ அதுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய டைப் ஆஃப் வேஸ் இருக்குது இப்போ அதில் சில வே பார்ப்போம் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து I must do my home ஒர்க்குன்னு ஒரு இம்போசிஷன் எதிராக நீங்களும் நிறைய பேர் எதிர்ப்பீங்க உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் இப்போ உங்கள் டீச்சர் வந்து டென் டைம்ஸ் வந்து I must do my home ஒர்க்னு இம்போசிஷன் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க அதாவது ஒரு ப்ரோக்ராமில் எழுதுறீங்க என்ன பண்ணுவீங்க வைல் லூப் எழுதுவீங்க வழக்கமாக எழுதுற மாதிரி இல்லாட்டி ரொம்ப மீனிங்ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும் அந்த ப்ரோக்ராமே பார்த்தோன்னே இன்னொருத்தருக்கு ப்ரோக்ராமே தெரியாதவங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரூபியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது டென் டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம் இப்போ டென்ன்றது ஒரு மெத்தட் ஏன்னா டென்ன்றது ஒரு இன்டீஜர் தான் இருந்தாலும் அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஏன்னா மோஸ்ட் இன் ரூபீஸ் ஆப்ஜெக்ட் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இப்போ இந்த டூன்றது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ டூ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது லூப் அது இல்லையா இப்போ டூ எண்டுனா என்னென்னா இது வந்து பிளாக்குன்னு சொல்லுவோம் ரூபியில் ஓகே இப்போது டைம்ஸ்ன்றது இந்த டென்னுன்ற ஆப்ஜெக்ட்டுக்கான மெத்தட் ஓகேவா அது கூட இது வந்து ஒரு பேராமீட்டர் மாதிரி பாஸ் பண்ணும் அது மட்டும் தான் இப்போ உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் இன்டெப்த்தாக அப்புறம் கற்றுக்கோங்க இப்போ டூ எண்டுன்றது ஒரு பிளாக்குன்னு சொல்லுவோம் அந்த பிளாக் வந்து டைம்ஸுக்கு ஒரு பேராமீட்டர் மாதிரி போகுது அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போது டென் டைம்ஸ் டூ எண்டுனா இந்த டைம்ஸ்ன்றது என்ன பண்ணணும்னா டென் டைம்ஸ்னால் டென் டைம்ஸ் வந்து அது லூப் ஆகும் அதுதான் பேசிக்கான இங்கே இருக்க ஃபங்க்ஷன் இதே லூப்பிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லூப்பிங் இருக்குது for example ten dot up to 20 அப்படின்னு சொல்கிறேன் டூ puts ஹாய் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா இது என்ன ஆகுதுன்னா டென் டைம்ஸ் லூப் ஆகுது ஆனால் இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஃபாரில் வந்து இந்த மாதிரி எழுதுவீங்க i equal to zero i less than ten அதாவது i ten i less than twenty i plus plus இந்த மாதிரிலாம் எழுதுவீங்க இல்லையா அதுக்கு பதிலாக என்ன எழுதலன்னா அதுக்கு பதிலாக என்ன எழுதலாம் ten up to twenty to i puts i என் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டென் டாட் அப் டு டென்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும் ஒரு ஒரு தடவையும் இன்க்ரிமெண்டேஷனும் இங்கேயே நடந்துடும் நம்ம தனியாக எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல தேவையில்லை இந்த மெத்தடே பார்த்துக்கும் இப்போ ஃபஸ்ட்டு டென் ஆகும் லெவன் ஆகும் டுவெல் ஆகும் தேர்ட்டின் ஆகும் இந்த மாதிரி ஆகிறத நம்ம எங்கே கேப்சர் பண்ணுவோம்னா இந்த இந்த இதுக்குள்ளே தான் இந்த ரெண்டு வேர்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா இதுக்குள்ளே இந்த ஐன்ற வேரியபிள் இங்கே நடக்கிற அந்த வேரியபிள் சேஞ்சை கேப்சர் பண்ணிக்கும் அதை நம்ம பிளாக்குக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதே வந்து அப் டூன்னு இருக்க மாதிரியே டவுன் டூன்னு இருக்குது இருக்கும் இது வந்து டவுன் டவுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டின்னு ஃபஸ்ட்டு வருது அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டீன் செவன்டீன் சிக்ஸ்டீன் அப்படின்னு மாறும் அந்த மாறுறதை வந்து ஐயில் கேப்சர் பண்ணியாச்சு அதை பிரிண்ட் பண்ணியாச்சு இதுதான் டவுன் டூ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ரூபியில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான உங்களுக்கு ஈஸியஸ்ட்டான மெத்தடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த லெசன் போகும்